அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க எப்படி நோய் வருவது நம்ம உடல்ல நம்ம உடல்ல உள்ள ஆறா ஒளி உடல்னு சொல்லுவோம் ஒளி உடல் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் ஒளி உடல்னு சொல்லுவோம் நம்மளோட உடல் மட்டும் நம்ம உடலை தான் பார்க்குறோம் நம்ம ஒளி உடல் இருக்கு அதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது கிரில்லியன் கேமரா மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டது இது அந்த ஒளி உடல்ல அசுத்தமான தன்மைகள் இருந்தாதான் நம்ம ஸ்கின்குள்ள போய் அது நோயா உருவாகுது அந்த ஒளி உடல்ல எப்படி அந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அது எப்படி அந்த மாதிரி அசுத்தமா ஆகுது நம்ம ஆறா வந்து எப்படி அசுத்தமா ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னென்ன காரணங்கள்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன் அது என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த ஒளி உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில போறோம் இல்லைங்களா அதுல இருந்து இன்ஜின் சரியா இல்லைன்னா பின்னாடி புகை மூட்டமா இருக்கும் இல்லைங்களா கருப்பு கலர்ல ஒரு புகை இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஆறா ஆயிடுச்சு நம்ம ஆறா அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா உடல்ல நோய் வரதுக்கான நூறு சதவீதம் இருக்குங்க இது எப்படிங்க சாத்தியம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கானா நிறைய பேத்துக்கு இருக்குங்க அந்த ஒளி உடல் நல்லா இது ஹீலிங் படிச்சிருக்கவங்க ஹீலிங் பண்ணிப்பாங்க ரைக்கி கற்றுக்கிட்டவங்க ரைக்கி பண்ணுவாங்க சிம்பிள்ஸ் போட்டு அவங்களுக்கு இந்த கிளென்சிங் டெக்னிக் தெரியும் ஆறாவ ஒளி உடலை சுத்தம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அது படிக்காதவங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன் அந்த ஒளி உடலில் அசுத்தமான தன்மை சிதைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா உப்புக்கு தாங்க இருக்கு அதனாலதான் நம்ம குளிக்க போகும்போது கல்லுப்பு எடுத்து ரெண்டு கை அளவுக்கு அதுல போட்டுட்டு அப்புறம் குளிங்க அப்புறம் தூளுப்பு இருந்ததுன்னா அதை கூட அப்ளை பண்ணி நீங்க குளிக்கலாம் இதுதான் சிதைக்கக்கூடிய தன்மை டிசன்டகிரேட்க்கு டிசன்டகிரேட் ஆகும் நம்ம உடல்ல உள்ள தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே டிசன்டகிரேட் ஆகும் நம்ம சக்கரால வந்து அது படிஞ்சிருக்கும் அது உப்பு தான் சிதைக்கக்கூடிய தன்மை அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது கடல்ல போய் நீராடிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லியிருப்பாங்க அதை நீங்க கேட்டிருப்பீங்க அந்த விஷயத்த தான் இப்ப நம்ம வீட்டுல ஃபாலோ பண்றோம் டெய்லியுமே இதை நீங்க செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இதை சிதைக்கக்கூடிய தன்மை வேற என்ன பொருள்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாண்டல் ஊதுபத்தி சாண்டல் உற்பத்திக்கு சிதைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அது வந்து உபயோகிக்கலாம் சாம்பிராணி போடலாம் சாண்டல் உதுபத்தி வீட்டில் நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம் சாண்டிங் ஓமை பற்றி நிறைய சொல்லியிருப்போம் இருந்தாலும் அந்த ஓமம் வந்து நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதை சிதைக்கக்கூடிய தன்மை அந்த ஓமுக்கு தாங்க இருக்குது அந்த ஓம் சாண்டிங் நீங்கள் வீட்டில் போட்டு விடலாம் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஹாலில் ஒரு ரெண்டு மணி நேரம்னா ரூமில் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் போட்டு வாங்க அது கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை சிதைக்கக்கூடியது சிதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க ஓம் சாண்டிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளே மாத்திக்கிறது எப்படிங்க நம்மள கரெக்டாக தானே இருக்கோம் கரெக்டாக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைப்போம் நம்மளே சில தவறுகள்லாம் செய்வோங்க நம்ம அப்செட்டாக இருப்போம் மூடா மூட் அப்செட்டாக இருப்போம் நம்ம அந்த டைமில் பேச வரும்போது டக்குன்னு எரிஞ்சு விழுவோம் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அன்பு கருணை எல்லாம் நிறைய காட்டுங்க எல்லாத்துக்கும் அன்பு கருணை எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அன்பு நிறைய பேத்துக்கு செலுத்துங்க நீங்கள் அதை பண்ண பண்ண பண்ண இந்த ஓம் சாண்டிங்ல உட்காந்து இந்த தியானமும் நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு படிப்படியா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அல்லது நம்ம நெகட்டிவா யோசிக்க கூடாது பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக யோஸ் யோசிங்க நீங்கள் இப்போ நம்ம நோய் வருவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம மெயினாக நம்ம சொல்கிற வார்த்தைகள் நம்ம ஒருத்தர் திட்டுறோம் அப்படின்னா சில வார்த்தைகள் வருது இல்லைங்களா அதனால நம்ம சக்கரவும் டேமேஜ் ஆகும் நம்ம ஒளிவுடல் டேமேஜ் ஆகும் அசுத்தமான தன்மை எல்லாம் போய் அந்த சக்கரங்கள்லயும் அந்த ஒளி உடல்லையும் போய் உட்காந்துருங்க அதனாலதான் நம்ம கெட்ட வார்த்தைகள் வீட்லயும் சரி வெளியவும் யூஸ் பண்ணக்கூடாது யாரையும் பேசக்கூடாது இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நம்ம ஒளி உடலை சுத்தமா வச்சுக்கலாம் நம்ம சக்கரங்களை தூய்மைப்படுத்திக்கலாம் நம்ம சக்கரங்கள்லாம் நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி ஏழு சக்கரங்கள் இருக்கு சகசர சக்கரம் ஆக்ஞா தொண்டை சக்கரம் இருதய சக்கரம் சூரிய சக்கரம் நாபி சக்கரம் மூலாதார சக்கரம் சொல்லி இருக்கோங்க அதெல்லாம் அதில் உள்ள டர்ட் எனர்ஜி அதில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எப்படி சிதைக்கிறது அதுக்கான டெக்னிக் தான் உப்பு ஊதுபத்தி சாண்டல் ஊதுபத்தி ஓம் சாண்டிங் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட பேச்சு இது எல்லாமே நம்ம படிப்படியாக கோவமா இருந்தீங்கன்னா படிப்படியா மாத்திக்கோங்க அன்பு கருணை நிறைய செலுத்துங்க நோயின்றதே வராது நம்ம எதை பத்தியுமே நம்ம திங்க் பண்ணவே தேவையில்லை எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது நம்மளை நோக்கி மட்டும் ஏன் வருது அப்படின்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் நான் நிறைய அன்பு செலுத்துறேன் எல்லாமே பண்றேங்க ஆனா எதுக்கு எனக்கு மட்டும் துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க கண்டிப்பா எதனால வருதுன்னா அது கர்மான்னு சொல்லுவோம் அந்த கர்மா ரெடியூஸ் பண்றதுக்கான டெக்னிக் தான் அந்த ஓம் சாண்டிங் போட்டு நீங்க தியானத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி சொல்றோம் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க அந்த ஓம பத்தி சொல்லியிருப்போம் ஆனா இதை வந்து டெய்லியுமே இதை கண்டினியூ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்